hello friends welcome to find day channel நான் இன்றைக்கி சப்பாத்தியும் சால்னா வந்தாங்க ரெடி பண்ணிக்கிறேன் இதுக்கு முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் தேவையான கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு எல்லாம் மாவு ஒன்று சேர்ந்து வரும்போது இதுக்கு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிடலாம் இதை ஒரு டைட்டான மூடி போட்டு மூடிக்கலாங்க எனக்கு இது தட்டம் இது கரெக்டாக இருக்கிறதுனால இதையே வச்சு மூடிக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஒரு துணி போட்டு மாவை கவர் பண்ணிவிட்டு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ சால்னாக்கு ரெடி பண்ணிக்கலாம் சால்னா செய்யறதுக்கு முதல்ல வதக்கி அரைச்சிக்கலாங்க இதுக்காக ஒரு சின்ன வானல் வச்சுட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டேங்க இது வதங்கட்டும் இது வதங்கினதுக்கப்புறம் பெரிய தக்காளி ஒன்று நல்லா பழுத்த தக்காளி எடுத்துருக்கேங்க இதையும் வெங்காயத்து கூடவே சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு அரை கைப்பிடி புதினா சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க இது கூடவே மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க அரை துண்டு கிஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பட்டை நான் சுருள் பட்டை எடுத்திருக்கேன் நார்மல் பட்டைனா இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கோங்க ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் சின்னதாக ஒரு அன்னாசிப்பூ இது கூடவே கல்பாசி கல்பாசி இந்தளவுக்கு சேர்த்துனா போதுங்க கல்பாசி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான் குழம்பு கசப்பாக கசந்துடும் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ நான் அரைக்கிறதுக்காக ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க இது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கிறேன் வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி புதினா இதெல்லாமே இது கூடவே தேங்காய் கூடவே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் இந்த குழம்ப ப்ரெஷர் பேனில் தாங்க தாளிச்சுக்க போகிறேன் அதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சூடு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா சோம்பு தாளிச்சிக்கலாம் இது கூட இது பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்து கூட இந்த பிரிஞ்சி லீஃப் சேர்த்துக்கிறேங்க இதை கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சுங்க இந்த தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி கூடயே பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கிறேங்க இது கூட ஒரு அஞ்சாறு புதினா தலை கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த புதினா பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வாசம் வருதுங்க இப்போ நான் அந்த எண்ணெயிலேயே அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் எண்ணெயில் ஒரு தடவை பரட்டிட்டு நம்ம அந்த வெங்காயம் தக்காளி தேங்காயெலாம் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ நான் அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டேங்க இதை சேர்த்துட்டு இதில் மிக்சியில் இருக்க இந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாங்க கலந்துட்டு இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டாச்சுங்க இது ஒரு விசில் வந்த உடனே நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன் ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு இதோட ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு நான் இப்போ மூடி ஓப்பன் பண்ணிக்கிறேன் குழம்பு நல்ல வாசனையாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க இந்த குழம்புக்கு இட்லி பரோட்டாலாம் சேர்த்து சாப்பிடும்போது நான்வெஜ் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்குது எந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்துல ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம் சப்பாத்திகள் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தேய்ச்ச அதில் வச்சுட்டாங்க ஒரு அரை நிமிஷம் கழித்து டாட் டாட்டாக பபுள்ஸ் வரும்போது திருப்பி போட்டேன் அதையும் ஒரு அரை நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போட்டோம்னாக்க நமக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் நான் சப்பாத்தி மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு போட்டுக்கிட்டேங்க இப்போது சப்பாத்தியும் சால்னாவும் ரெடி இந்த மாதிரி குழம்பு செய்யாதவங்க ஒரு டைமாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ